இறந்தது போல நடித்த பிறகு லட்சுமி அம்மாவிற்கு பாண்டியன் சோஸ் குழுவினர் என்ன செய்துள்ளனர் என்பது தெரிய வந்துள்ளது விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல் பாண்டியன் சோர்ஸ் இந்த சீரியலில் லட்சுமி அம்மா கதாபாத்திரத்தில் நடித்து வந்தவர் ஷீலா கடந்த வாரத்திற்கு முன்பு இவர் உயிர் இழந்தது போன்ற காட்சிகள் பாண்டியன் சோர் சீரியல் ஒளிபரப்பானது ஒருவர் உயிரிழந்துவிட்டால் அவரை அடக்கம் செய்வதற்கு முன்பாக என்னென்ன சடங்குகள் செய்வார்களோ அத்தனையும் இந்த சீரியலில் ஒளிபரப்பு செய்தனர் அவை அத்தனை காட்சிகளிலும் ஷீலா யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார் மேலும் அவரை பாடையில் வைத்து முழுவதும் தூக்கி செல்ல முடியாது என்பதற்காக அவருக்காக ஒரு டம்மியை உருவாக்கியுள்ளனர் அதுகுறித்து பாண்டியன் ஸ்டோர்ஸ் மீனா வெளியிட்டுள்ள யூடியூப் வீடியோவில் கூறியுள்ளார் முதல் பதிவாக இது போன்ற இழந்தது போன்ற காட்சிகளில் நடித்தால் காட்சி முடிந்து நடித்து முடித்த பிறகு அவர் சிரித்த முகத்துடன் எதிரில் இருக்க வேண்டும் என்பதுதான் சம்பிரதாயம் என தெரிவித்துள்ளார் மேலும் பாடையில் படுப்பது போன்ற காட்சிகளில் எடுத்த பிறகு பூசணிக்காய் தேங்காய் மற்றும் எலுமிச்சம் பழம் ஆகியவற்றைக் கொண்டு திருஷ்டி எடுத்த பிறகுதான் வீட்டுக்கு அனுப்புவார்கள் என தெரிவித்துள்ளார் லட்சுமி அம்மாவிற்கும் பாண்டியன் சோஸ் குழுவினர் திருஷ்டி எடுத்த புகைப்படம் இணையத்தில் வைரலாகி வருகிறது